குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் அதாவது அவர்களோட குணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான குணாசியத்தோடு நம்ம வா அவர்களோட நம்ம வந்து ஒரு வாழ்க்கை ஏன்னா பெரும்பகுதியான வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கை துணையோடு தான் நடக்க போகுது சரிங்களா ஒரு முப்பது வயதில் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்கன்னா ஒரு கடைசி காலம் அதில் ஏறக்குறைய அவங்க வாழ்க்கையில் மூன்றில் இரண்டு பகுதி இரண்டு பகுதி வந்து பெரும்பாலும் அவரோட ஒரு கர்ம வினையை கழிக்கிறீங்க அப்படின்னா அந்த குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு துணையை குறிக்கும் பாவம் வந்து ஏழாம் பாவம் அப்படின்னா ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் யா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதினு ஒன்று இருக்கணும் இப்போ தனுசு லக்னம் நீங்கள் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் புதன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து ஒவ்வொரு பாகத்துலேயும் டிகிரி கணக்கு இருக்கும் இதில் எந்த எந்த கிரகம் வந்து கம்மியான குறைவான டிகிரி வாங்கியிருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து தனுசில் கணக்கத்துக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருக்குது புதன் வந்து ஒரு டிகிரியில் இருக்காருன்னா இப்படி ஒவ்வொரு பாகத்துலேயும் மற்ற ஏதாவது ஒரு கிரகம் ஜீரோ டிகிரியில் இருந்தாலும் அதெல்லாம் லோயஸ்ட் டிகிரி அப்படின்னா இப்போ புதன் தானே இப்போ லோயஸ்ட் டிகிரி ஒன்று ஒன்றில் இருக்கார் அப்படின்னா அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா இது ஒன்று இது மூணாறு பாயிண்ட் அப்படின்னா அப்புறம் வந்துட்டு சுக்கரன் சுக்கரன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணை ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு வந்துட்டு சுக்கரன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவர் செவ்வாய் வந்து என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள் அதாவது மொத்தம் நாலு விதிகள் சொல்லியிருக்கேன் அதுதான் அந்த நட்சத்திர சாரம் சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ ஏழாம் இடத்தில் வந்து சூரியன் முதல் ராகு கேது வரைக்கும் இருக்கிறது ஒரு பலன் அது வந்து நான் உங்களுக்கு சாரத்துக்கு நான் பலன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ வந்து நான் சுக்கிரனுக்கு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஒன்பது கிரகத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அதை வச்சு நீங்கள் தான் மிங்கிள் பண்ணிக்கணும் நீங்கள் தான் வந்து அதை கணிக்கணும் இது எல்லாமே நானே எடுத்து சொல்லிட முடியாது இல்லையா அதை நீங்கள் கணிக்க கற்றுக்குங்க இந்த நாலு விதியும் சேர்த்தா ஒரு ஒரு இரண்டு மூன்று கிரகங்கள் காம்பினேஷன் வரும் அப்படின்னா இந்த ஆற்றலில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தான் கணிக்கணும் அப்படி சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களா இப்போ வந்துட்டு சொல்கிறோம் சுக்கிரன் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதாவது உங்கள் வரப்போகிற ஒரு பெண் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கு அதாவது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இது எல்லாமே சூரியனின் நட்சத்திரங்கள் அப்படின்னா இதில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு அறியாத தன்மை அதாவது அவங்க எளிதாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படி வேலை செஞ்சு செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இவங்க இப்படி தான் இருக்கணும் ரொம்ப சரியாக இருக்கணும் ஆனால் டைமிங் மாறக்கூடாது சரிங்களா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஒரு வழி நடத்துறதில்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறதில்ல ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி அதை ஒரு வேலை வாங்குறதில்ல சிறந்தவர்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட பணிய மாட்டாங்க சரிங்களா இது ஒரே ஒரு ஒரு பலனை வச்சு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது நான் நாலு கிரகங்கள் சொல்கிறேன் இல்லையா சொல்லியிருக்கேன் இல்லையா அது எல்லாமே நீங்கள் நினச்சி தான் பலன் சொல்லணும் சரிங்களா இப்போ குரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் மாறிடும் சரி அடுத்தது தான் சொல்கிறேன் சுக்கரன் வந்து சந்திரன் சாரத்தில் இருக்காருன்னா ஹை டேலண்டடுங்க குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படியே நல்லா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஜாலி டைப்பு ரொம்ப ரொம்ப வந்து பாசமானவங்களாக இருப்பாங்க சரிங்களா ஒரு பெண் ஒருன்னா சுக்கரன் வந்து உங்கள் லாஜா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் சாரத்தில் இருக்கணும் ரோகிணி அஷ்டம் திருவோணம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன டக்குன்னு அழுதுடுவாங்க டக்குன்னு மனம் உடைஞ்சு போயிடுவாங்க ஒரு விஷயத்தில் நிலைத்தன்மை இருக்கவே இருக்காது மாறிட்டே இருப்பாங்க ஆனால் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஒரே ஒரு கோலம் போடுறதுல ஏதாவது ஒரு திறமை ஏதாவது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு நிலையான முடிவு அவங்க அவங்கக்கிட்ட இருக்காது அவ்வளோதான் சரிங்க அடுத்த ரவுண்டு புதன் புதன்கள்னா ஒரு விஷயத்த கணக்கு போடுறவங்கள கில்லாடியாக இருப்பாங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனோட நட்சத்திரங்கள் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்களை வந்து ஒரு இடையே போட முடியாது இவங்க எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது அவங்கள விட்டு ஆளே கிடையாது சரிங்களா நகைச்சுவையாக பேசுவாங்க ஒரு புத்தகம் சம்மந்தப்பட்ட படிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து சுக்கரன் குருவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா ஒரு டி ஒரு ஒரு கருணையான குணம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அடுத்தவங்களுக்கு வந்து இப்படி தான் போகணும் ஒரு புராணம் இதிகாசம் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஆன்மீகம்னு நான் சொல்ல மாட்டேன் சில விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் அவங்க நாலேஜ் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்க தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க வந்துட்டு புதன்னா அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாகும் இவங்க வந்து மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கீழே இறங்கிடுவாங்க ஏழை இருக்கவங்க டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயம் சுக்கரன் சுக்கரனோட நட்சத்திரம்னா ஜாலியாக இருக்கணுங்க வாழ்க்கை அதாவது நெக்லஸ்ஸு மேக்கப்பு பொண்ணில் இதாக இருப்பாங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு அசுத்தமாக இருக்கும்னு என்றைக்குமே அவங்க நினைக்கவே மாட்டாங்க ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் வெளியில் போனால் கூட இந்த நகை போட்டுட்டு போகணும் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான் சுக்கரனாகவே இருக்கிறதுனால இருந்தாலுமே இவங்க வந்து உணவு பிரியர்கள் சொகுசு பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆடம்பர பிரியர்கள் இப்போ சுக்கரன் சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை வந்து லேட்டாக செய்வாங்க ஒரு டிலேடாக செய்வாங்க ஆனால் சரியாக செஞ்சு முடிப்பாங்க ஒரு ஒரு நாளில் செய்கிற வேலையை வேலையை வந்து இவங்க ரெண்டு நாளில் செய்வாங்க கொஞ்சம் லேசினஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு வேலையை இவங்க செய்ய ஆரம்பிக்கிறான்னு வைங்க காலையில் செய்கிறாங்கன்னா அது மத்தியானம் காலையில் சமைக்கிறான்னு கேட்டிருப்பாங்க இவங்க மத்தியானம் செஞ்சு கொடுப்பாங்க சில பேர் அந்த மாதிரி டைப்பு அது சுக்கரனோட குணாதிசயம் அது சனியோட சனியோட குணாதிசயம் அது சுக்கரனும் சுக்கரன் வந்து சனி சாரத்தில் இருக்கும் பொழுது அடுத்த ஒன்று சுக்கரன் வந்து ராகு சாரத்தில் திருவாதிரை சுவாத்தி சதயம் அதாவது இவங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படபட படப்படன்னு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பேசணும் இல்லை முடிவெடுக்கணும் அப்படின்னா அப்படியே பறப்பாங்க சிட்டாக பறப்பாங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் முடிவு எடுக்கிறது இருக்கும் பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ளார ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க இவர்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்ட டக்குன்னு பகிர்ச்சிக்கிட்டிங்கன்னா வெளி பின்னாடி இருந்து அடிச்சிருவாங்க நேராக அடிக்க மாட்டாங்க ஆனால் பின்னாடி இருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த ரொம்ப நாள் நீண்ட நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் ராகுவோட கேரக்டர் சுக்கரன் வந்துட்டு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது அதாவது அஸ்வினி மகம் மூலம் இரண்டு நட்சத்திரத்தில் இருக்குன்னா ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு திருமணம் வாழ்வு சார்ந்த ஒரு டிட்டாச்மெண்ட்டுங்கிறது அப்படி இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயுமே ஒரு சோர்வடைஞ்சல் இருக்கும் ஒரு திருப்தி மனப்பான்மை இருக்காது இதுதான் கேது கொடுக்கும் திருப்பியும் அந்த ஒன்பது கிரகத்தோட நட்சத்திரத்தை சொல்லிடுறேன் சூரியன் கார்த்திகை உத்தரம் உத்தராணம் சந்திரன் ரோகிணி அஷ்டம் திருவோணம் செவ்வாய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி குரு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி சனி பூசம் அனுசம் முட்டிரட்டாதி ராகு திருவாதிரை சுவாதி சதயம் கேது அஸ்வினி மகம் மூலம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சுக்கரன் வச்சு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் எப்படி பலன் பார்க்கணும் ஏழாம் அதிபதி நட்சத்திரம் சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்புறம் வந்து லோயஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கிற கிரகம் என்ன நட்சத்திர சாரம் அப்புறம் வந்து சுக்கரன் என்ன நட்சத்திரம் இதில் ஆனால் ஆணாக இருந்தால் சுக்கரன் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் இந்த நாலு காம்பினேஷனை பாட்டும் ஒரு கிரக அமைப்பு வரும் அதை நினச்சி நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் கல்யாண மாணவர்கள் நீங்கள் தாராளமாக முயற்சி செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் சரிங்களா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்